பயிற்சியாளர்களின் கருத்தினை அழகாக வெளிப்படுத்திய அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் நன்றி அன்பு என்ற ஒளியை கொண்டு சிந்தை சிதறாமல் சிலை வடிக்கும் ஓவியர் அவர் பேச்சிலோ அன்பு உள்ளத்திலோ கருணை உள்ளத்தில் மட்டுமா பெயரிலும் கருணை குணத்திலோ இமயம் பொறுமையிலோ பூமாதா எங்களை காப்பதில் காவல் தெய்வம் என்ற புகழுரைகளுக்கு சொந்தக்காரராய் எப்போதும் மாணவர் நலனையே பெரிதாக கருதி பயிற்சியாளர்களின் ஆசானாய் தாயாய் தந்தையாய் தோழனாய் யாதுமாகி வழிநடத்தும் நம் விடுதி காப்பாளர் மதிப்பிற்குரிய திரு சு கருணாகரன் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு வரவேற்கிறேன்